Search மற்றும் Auto Complete Features குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இதில் நாம் காண்பது Search, Search Engine களை மேனேஜ் செய்வது Find Bar ஐ பயன்படுத்துவது Auto Complete ஐ அட்ரெஸ் Bar ல் பயன்படுத்துவது இதில் பயனாவது Firefox 7.0 மற்றும் Ubuntu 10.04 இன்டர்நெட்டில் மக்கள் செய்யும் சர்வ சாதாரண காரியம் தகவல்களை தேடுவது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் அல்லது வேறு தகவலை தேடலாம் மொசில்லா Firefox இல் இன்டர்நெட்டை பயன்படுத்தி தகவல் தேட பல சிறப்பு செயல்பாடுகள் உள்ளன அவற்றில் சிலதை பார்க்கலாம் ஒரு வழி மற்ற websiteகளை காண்பது சொல்லப்போனால் சியர்ச் என்ஜின் களும் URL barல் www.google.com என டைப் செய்க கூகுள் ஹோம்பேஜ் திறக்கிறது சியர்ச் பாக்ஸ் இல் எமெயில் என டைப் செய்து Search ஐ கிளிக் செய்க சியர்ச் என்ஜின் எல்லா ரிசல்ட் களையும் கொண்டுவருகிறது நாம் ரிசல்ட் இல் மேலே பார்க்கும் ஜிமெயில் கூகிள் இன் எமெயில் ஆனால் இதை Firefox இல் இன்னும் சுலபமாக கண்டுபிடிக்கலாம் நேவிகேஷன் டூல்பார் ல் யுஆர்எல் பார் அருகில் சியர்ச் பார் இருக்கிறது மாற்றாக CTRLK ஐ அழுத்த நேரடியாக சியர்ச் பார் போய்விடலாம் Search பார் ல் கிளிக் செய்து email என டைப் செய்க மேக்னிஃபையிங் கிளாஸ் இக்கான் சொடுக்குக தேடலின் முடிவை கன்டென்ட்ஸ் ஏரியாவில் காணலாம் நாம் முதல் முடிவு ஜிமெயில் கூகுளின் இன் என காணலாம் Search bar இன் இடப்பக்கம் தேடலை செய்த search engine இன் logoவை காணலாம். Firefox இன் default search engine Google. ஆனால் நமக்கு உகந்த search engine ஐ நாம் அமைத்துக் கொள்ளலாம். Search bar இல் Google Search Engine logo மீது சொடுக்குக. Drop down box இல் மிக பிரபலமான Yahoo மற்றும் Bing உட்பட Search Engine களின் லோகோஸ் தோன்றுவதை காணலாம். Yahoo வை தேர்க சர்ச் பாரின் லோகோ இப்போது யாஹூ லோகோவாக மாறிவிட்டது சர்ச் பாரில் இமெயில் என டைப் செய்து மேக்னிஃபையின் கிளாஸை கிளிக் செய்க இப்போது கன்டென்ட்ஸ் ஏரியாவில் உள்ள முடிவுகள் யாஹூ சர்ச் என்ஜின் கொடுத்தவை முடிவுகள் போன முறையை விட வித்தியாசமாக இருப்பதை காணலாம் முதல் முடிவு ஜிமெயில் இல்லை யாஹூ மெயில் search barக்குள் search engine logoவை மீண்டும் சொடுக்கவும் drop down boxல் மேனேஜ் search engines ஐ தேர்க மேனேஜ் சியர்ச் என்ஜின் லிஸ்ட் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது லிஸ்ட் இல் கடைசி ஐட்டம் ஐ கிளிக் செய்க வலது பக்க பட்டன்கள் எனபிள்ட் ஆகி உள்ளன ரிமூவ் மீது சொடுக்குக தேர்ந்தெடுத்த ஐட்டம் லிஸ்ட் இல் இப்போது இல்லை டயலாக் பாக்ஸை மூட OK ஐ சொடுக்குக சியர்ச் பார் க்குள் சியர்ச் என்ஜின் logoவை மீண்டும் சொடுக்கவும் மேனேஜ் சியர்ச் என்ஜின்ஸ் மீது சொடுக்கவும் manage search engines list dialog box தோன்றுகிறது டயலாக் பாக்ஸ் ன் கீழே ஒரு link get more search engines என்கிறது அதை சொடுக்குக புதிய ப்ரவ்சர் tab திறக்கிறது சியர்ச் பார் க்கு சேர்க்கக்கூடிய சியர்ச் என்ஜின் களின் பட்டியல் கிடைக்கிறது இவற்றில் தேவையான search engine ஐ சேர்க்கலாம் tab இன் மூலையில் உள்ள X ஐ சொடுக்கி மூடலாம் Find bar இன் உதவியால் கண்டென்ட்ஸ் area வில் குறிப்பிட்ட உரையை தேடலாம் URL bar இல் www.gmail.com என டைப் செய்து enter செய்க ஜிமெயில் ஹோம் பேஜ் லோட் ஆனதும் எடிட் பின் ஃபைண்ட் மீது சொடுக்குக ஃபைண்ட் பார் browser window வின் கீழே தோன்றுகிறது அதன் டெக்ஸ்ட் box இல் ஜிமெயில் என டைப் செய்க டைப் செய்கையிலேயே வார்த்தையின் முதல் நிகழ்வு கன்டென்ட்ஸ் ஏரியா வில் ஹைலைட் ஆகிறது நெக்ஸ்ட் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் அடுத்த நிகழ்வுக்கு போகிறது பிரிவியஸ் ஐ சொடுக்க போக்கஸ் வார்த்தையின் முந்தைய நிகழ்வுக்கு போகிறது ஹைலைட் ஆல் ஐ சொடுக்குக வார்த்தையின் எல்லா நிகழ்வுகளும் கண்டென்ட்ஸ் ஏரியாவில் ஹைலைட் ஆகிறது ஆட்டோ கம்ப்ளீட் ஃபங்ஷன் மூலம் டைப் செய்யும் வெப் அட்ரஸ் சுலபமாக பூர்த்தியாவதை பயர்ஃபாக்ஸ் தருகிறது ஆகவே முழு வெப் அட்ரஸையும் ஐயும் எழுத தேவையில்லை அட்ரஸ் பார் ல் ஜிஎம்ஏ என டைப் செய்க எழுதுவதை பயர்ஃபாக்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட் செய்ய முயற்சிக்கிறது GMA என துவங்கும் websiteகளின் drop down list தோன்றுகிறது லிஸ்டில் இருந்து ஜிமெயில் லிங்க் ஐ தேர்ந்தெடுக்கவும் கண்டென்ட்ஸ் ஏரியா வில் ஜிமெயில் வெப் பேஜ் லோட் ஆகிறது இந்த அம்சம் பிடிக்கவில்லையானால் இதை நீக்கவும் எடிட் பின் பிரெஃபரன்ஸ் இல் சொடுக்கவும் விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் பின் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்குக மெயின் மேனு டாப்ஸ் லிஸ்ட் இல் பிரைவசி tab ஐ தேர்ந்தெடுக்கவும் Dialog box இன் அடியில் ஒரு option When using location bar suggest என உள்ளது. Arrow ஐ சொடுக்கி அதை விரிக்கவும். List இல் Nothing ஐ தேர்ந்தெடுக்கவும். Dialog box ஐ Close ஐ சொடுக்கி மூடவும். Address bar க்கு மீண்டும் போய் GMA என டைப் செய்ய எந்த suggestion ம் கிடைக்கவில்லை. இத்துடன் Searching மற்றும் Autocomplete Features குறித்த இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது search ஐ பயன்படுத்துவது search engine களை மேனேஜ் செய்வது ஃபைண்ட் பார் ஐ பயன்படுத்துவது auto காம்ப்ளீட் ஐ அட்ரெஸ் பார் இல் பயன்படுத்துவது இப்போது அசைன்மென்ட் சியர்ச் என்ஜின் ஐ சியர்ச் பார் இல் யாஹூ க்கு மாற்றவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு தேடி பார்க்கவும் முதல் முடிவை சொடுக்குக வீடியோ என்ற சொல் எத்தனை முறை வருகிறது என காண்க ஹைலைட் ஆல் ஐ சொடுக்கி வெப் பேஜில் வீடியோ என்ற சொல் எத்தனை முறை ஹைலைட் ஆகியுள்ளது என்று காண்க இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காண்க இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் at contact at dot tutorial.org. Spoken tutorial பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot ORG slash NMEICT hyphen intro தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி